உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருங்க டார்கெட்டட் ஆடியன்ஸ் வேணுங்க புது யூடியூபர் போடுற வீடியோ வந்து ஒரு மூலையில் கிடக்கும் யாருக்கு தெரியாது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் இன்றைக்கி ஹேஷ்டேக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஹேஷ்டேக் ரொம்பவே முக்கியமானது உங்கள் வீடியோ வியூஸ் அதிகரிக்கிறக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வர்றக்கும் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஹேஷ்டேக்கு ஹேஷ்டேக்கை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வரையும் வீடியோ லென்த்தாக இருக்கும் ஆனால் டீட்டெயிலாக சொல்கிற முயற்சி செஞ்சுருக்கிறேன் ஸ்கிப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் புரியாது ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் ரெண்டு கோடு நேராக ரெண்டு கோடு குறுக்க ரெண்டு கோடு இருக்கிற அந்த சிம்பிள் பேர் ஹேஷுங்க அந்த ஹேஷ் சிம்பிள் வந்து யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே இதாக இருக்குது ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு புது யூடியூபர் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணீங்க ஒரு உங்கள் டாபிக் என்னன்னு சொன்னால் பெட் அனிமல்ஸ் கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கேட்டை பற்றி ரொம்ப பிடிக்கும் கேட்டை பற்றி அதிகமான வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டீங்க யூடியூப் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி அந்த கடலில் ஒரு புதுசாக ஒரு யூடியூபர் போய் ஒரு வீடியோ போடுறதுங்கிறது ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்ட மாதிரி யாருக்குமே தெரியாது சர்க்கரை போட்டிருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி நீங்கள் புது யூடியூபர் போடுற வீடியோ வந்து ஒரு மூலையில் கிடக்கும் யாருக்கும் தெரியாது அன்லஸ் நீங்களே போய் சொல்லணும் உங்கள் நீங்கள் என்ன ஒரு யூடியூபர் என்ன செய்வார் புதுசாக ஒரு யூடியூபர் கேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் பெட் அனிமல்ஸ் பற்றி கேட்டை பற்றி பூனை சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் சொல்லுவார் அவங்களும் என்ன செய்வாங்க பழக்க பழக்கத்துக்காக என்ன செய்வாங்க இவர் சொன்னார் அப்படிங்கிறக்கா அந்த வீடியோ போய் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க ஆனால் யாருக்கு உண்மையில் அந்த பூனை வளர்ப்பு பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை பற்றி பார்க்கணுங்கிற இது இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மற்ற சோ மற்ற மற்ற சோசியல் மீடியாஸ்லேயும் உங்கள் யூடியூப்போட சேனலில் லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுனால மட்டும் வியூஸ் வந்துடாது டார்கெட்டட் ஆடியன்ஸ் வேணுங்க உங்கள் சேனலோட மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பிடித்த மாதிரி ஆடியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் சேனல் குரோவாகும் இல்லைன்னா சும்மா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கும் ஆயிரம் பேர் வந்துடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க நம்ம சொன்னதுக்காக நம்ம பழக்க வழக்கத்துக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஆனால் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸை வீடியோஸ் போகாது மூவிங் ஆகாது டார்கெட்டட் வியூவர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட்ட உடனேயே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு வந்து வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் ஹை ரிட்டன்ஷன் கிடைக்கும் யூடியூபே உங்களை வந்து உங்கள் வீடியோ அந்த வீடியோவை வந்து சஜஷனில் போட்டுரும் பெரிய பெரிய யூடியூபர்ஸோட ஒன் மில்லியனுக்கு அதிகமாக போயிருக்கிற வீடியோஸுக்கு கீழே உங்களோடய சஜஷனில் காட்டும் அப்போது கேட்டை பற்றி ஒருத்தர் ஒரு வீடியோ பார்க்குறாரு அது கீழே உங்கள் வீடியோ வரும் இந்த வீடியோ வந்து பார்ப்பார் பார்த்தா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவார் அதனால் உங்கள் சேனல் க்ரோத் ஆகும் அவ்வளோ முக்கியமான ஒரு இதுதான் இந்த ஹேஷ் அப்படிங்கிறது முதல்ல இந்த ஹேஷ்டேக் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு மெத்தட் இருக்குதுங்க ஹேஷ்டேக்கில் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் போடக்கூடிய வீடியோவுடைய டைட்டிலில் அந்த வேர்ட்ஸை ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும் ஹேஷ் போட்டுட்டு இப்போ ரொம்ப ஈஸிங்கிற என்னோடய சேனல் இருக்குதுன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு ரெண்டு கேட்டையில் ஸ்பேஸ் விடாமல் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரே வேர்டாக போட்டு டைட்டிலில் ஹேஷாக போட்டுருணும் நீங்கள் டைட்டிலில் என்ன ஹேஷ்டேக் போட்டிங்களோ அதே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஹேஷ்டேக் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ டைட்டிலில் இருக்கிற அந்த ஹேஷ்டேக் இருக்கிற அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து ஒரு லிங்காக ஜென்ரேட் ஆகிரும் கிளிக்கபிள் லிங்க் ஆகிரும் யாராவது போய் கிளிக் பண்ணால் அது வந்து பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகி அந்த ரிலேட்டடான வீடியோஸை எடுத்துகிட்டு வந்துடும் இது ஒரு மெத்தடு ரெண்டாவது மெத்தடு என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைட்டில் எந்த ஹேஸும் யூஸ் பண்ணாமல் பிளாங்காக விட்டுட்டு சும்மா நார்மலாக டைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வந்து ஹேஷ் போட்டு நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் நிறையா போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கிற முதல் மூணு ஹேஷ்டேகை யூடியூப் வந்து உங்கள் டைட்டிலுக்கு மேலே மூணு லிங்காக வந்து க்ரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் வீடியோ பார்க்குறவங்க அந்த லிங்கை கிளி கிளிக் பண்ணாங்கனாலும் அது ரிலேட்டடான வீடியோஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் இந்த ரெண்டு மெத்தடு வந்து ஹேஷ்டேக் போடுற மெத்தடுங்க உங்கள் ஆடியன்ஸ் அதாவது உங்கள் வியூவர்ஸுக்கு ஹேஷ்டேக் ரெண்டு வகையில் அவங்க பயன்படுத்திக்க முடியும் ஒன்று வந்து யூடியூப்பில் இருக்க மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் இந்த ஹேஷ்னு போட்டு கேட் ஃபுட்டை பற்றி தேடிட்டு வரார் ஒருத்தர் அவர் ஹேஷ் கேட் ஃபுட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணான்னு சொன்னால் நீங்களும் இப்போ உங்கள் வீடியோவில் ஹேஷ் கேட் கேட் ஃபுட் அப்படின்னு போட்டிருப்பீங்க உங்களோட வீடியோவை அவரோட சர்ச் ரிசல்ட்டை அவருக்கு கொண்டு போய் காமிக்கும் இவர் தான் உங்களுக்கு டார்கெட் ஆடியன் ஆடியன்ஸ் இவர் உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பார் பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணுவார் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்குவார் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் நீங்கள் போகிற அடுத்த அடுத்த வீடியோஸையும் அவர் வந்து பார்ப்பார் உங்களுக்கு ஒரு ரிட்டர்னிங் ஆடியன்ஸ் வந்துட்டார் உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக க்ரோவாக ஆரம்பிச்சிருங்க இது ஒரு மெத்தட் ஆடியன்ஸ்க்கு இருக்கிற ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னால் அவர் யூடியூப் யூடியூப்பில் மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் ஹேஷ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் ஹேஷ் கேட் ஃபுட் உதாரணத்துக்கு சொன்னேன் அது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உ உங்கள் வீடியோ பா பார்க்க வந்தப்போ உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து ஹேஷ்டேக் போட்டு இந்த மாதிரி கேட் ஃபுட்டுன்னு போட்டிருந்தீங்க கேட் ஃபுட் வீடியோ பார்த்த அந்த ஆடியன்ஸு அந்த சப்ஸ்கிரைபர் என்ன செய்கிறாரு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணான்னு சொன்னால் பிளேலிஸ்ட் மாதிரி கேட் ஃபுட்டுன்னு போட்டிருக்க மற்ற மற்ற ச யூடியூபர்ஸோட வீடியோவை எடுத்துகிட்டு வந்து அவர் காமிக்கும் அவர் உங்கள் வீடியோவும் பார்ப்பார் சேம் டைம் மற்ற யூடியூபர்ஸோட வீடியோவும் பார்த்து யூஸ் ஆகிக்குவார் இந்த மாதிரி ரெண்டு யூஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்குது யூடியூபர்ஸ்க்கு பல யூஸ் இருக்குது இதில் சில conditions don't add too many hashtags நிறைய க வத வதன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன செய்யக்கூடாது அதிகமாக போடக்கூடாது மேக்சிமம் பதினஞ்சு டேக்ஸ் மட்டும்தான் அலோடு இருக்குது அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே நீங்கள் ஹேஷ்டேக் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை சர்ச்சில் யூடியூப்போட பாட் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடும் சர்ச்சுக்கு எடுத்துக்காது இன்னும் எந்த அளவு சொல்லுதுன்னு சொன்னால் வீடியோவே அந்த வீடியோவே யூடியூப் டெலிட் பண்ணிடும் அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்கிறாங்க அதனால மேக்ஸிமம் பதினஞ்சு தான் அளவு பதினஞ்சுக்கு அதிகமான யூடியூப்ஸும் போடாதீங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால் மூணுலேருந்து அஞ்சு ஹேஷ்டேக் போட்டாவே போதும் அந்த வீடியோ ரிலேட்டடான அஞ்சு ஹேஷ்டேக்ஸ் போடுங்க மூணை வந்து அது வந்து டைட்டிலுக்கு மேலே எடுத்துக்கும் அதே எனஃப் போதும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது என்ன செய்யக்கூடாதுங்கிற சொல்கிறேன் பாருங்கள் மிஸ்லீடிங் கண்டென்ட்டு கொடுக்கக்கூடாதுங்க மிஸ்லீடிங் ஹேஷ்டேக்ஸு போடவே கூடாது உங்கள் வீடியோ டாப்பிக்கு கேட் சம்மந்தமானது கேட் ஃபுட் சம்மந்தமானதுன்னா அந்த வீடியோவோ இல்லை உங்கள் சேனல் நேமோ இது சம்மந்தப்பட்ட டேக்ஸ் மட்டும் கொடுங்க ஈஸி ஏர்னிங் மணி இன்கம் அந்த மாதிரி ஏதாவது போட்டோன்னா உடனே நிறையா வியூஸ் வரும் அப்படின்னு அந்த மாதிரி என்ன மிஸ்லீடிங் போட்டீங்கன்னு சொன்னால் அது தவறு அந்த மாதிரி போடக்கூடாது வேறு சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி சம்மந்தமில்லாம் வேறு சேனலோட பேரை வந்து இந்த ஹேஷ்டேக்கில் நீங்கள் போட்டு வேறு சேனல் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஹாரஸ்மெண்ட் ஹேட் ஹேட் ஸ்பீச் வெறுக்கிற மாதிரி பேச்சுக்கள் ஆபாசமான அறுவடைக்கத்தக்க ரெட்டை அர்த்தமுள்ள இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே எதுலையுமே ஆகாது ஹேஷ்டேக்ல இதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் தடை இருக்குது நான் இப்போ நான் என்னோட ஹேஷ் ரொம்ப ஈஸி அப்படின்னு போட்டுக்கிறேன் இதை பாருங்க நான் என்னோட ஃபோனில் காமிக்கிறேன் இந்த ஹேஷ் ரொம்ப ஈஸி இப்போ கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அது வந்து கூகுள் யூடியூப்பில் அதை சர்ச் பண்ணிவிட்டு என்னோட சேனல் எடுத்துகிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா அது ரிலேட்டடாக லேட்டஸ்ட் ஃப்ரம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி சேனலோட என்னென்ன லேட்டஸ்ட் வீடியோ இருக்குதோ அந்த வீடியோஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துடும் யாராவது அந்த ஹேஷ்டேக் கிளிக் பண்ணாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டாக யூஸ் ஆகும் புது யூடியூபர்ஸ்க்கு கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு எடிட்டிங் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.